வணக்கம் இப்பொழுது கோயம்புத்தூர் போத்தனூரில் இருக்கின்ற புவனேஸ்வரி இல்லத்தில் இருக்கின்ற குழு காட்சியை நீங்கள் காண இருக்கின்றீர்கள் குழு ரூமுக்கு நாம் செல்ல இருக்கின்றோம் போத்தனூர் புவனேஸ்வரனுடைய குழு காட்சி இப்பொழுது பார்த்திருக்கின்றீர்கள் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி கோணியம்மன் தேர் பாண்டுரங்க விட்டலா கிருஷ்ணர் பாலாம்பிகை முருகன் குழுக்காட்சி இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் Сайран.